இப்போ வந்து ஒரு பொட்டுக்கடலை சட்னி பண்ணலாம் அவசரமாக பண்ணணுன்னா இந்த சட்னி பண்ணலாம் இது வந்து எதுவுமே வதக்க வேண்டாம் இது பச்சையாக செய்கிற சட்னி பொட்டுக்கடலை ஒரு கப் மிளகா மூணு தேவையான உப்பு ஒரு தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கால் பாகம் எடுத்தால் போகிறோம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இது அத்தனையும் வந்து நம்ம சேர்த்து அரைச்சி காட்டுறேன் பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நம்ம எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணல அதனால் வந்து இது ஒரு லோ கேலரி ரெசிபி பட் பொட்டுக்கடலை வந்து ரொம்ப நல்லது அது நல்ல ஒரு பிளட் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்